வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ready rolling camera background change costume change side அதாவது நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா தமிழ் சீரியலை பார்த்துருந்தாங்க இந்த தமிழ் சீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லா சேனலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பேர் கூட பார்த்தீங்கன்னா முல்லை செம்பருத்தி ரோஜா பூஜான்னு வச்சுருப்பாங்க இதோட கதையை பார்த்தீங்கன்னா கதை எங்கிட்ட இருந்து பாக்குறது அதை மொத்தமாக எடுத்து வச்சிருக்காங்களே ஒரு பணக்கார குடும்பம் இருக்கும் அதுக்கு மட்டும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா விடுத்து தச்ச மாதிரி எல்லா ஆசிரியர்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரி இதோட லவ் சின்ன ரசிக்கப்படி இருக்குமான்னு பார்த்தா அண்ணன் லவ் பண்ணுற பொண்ணை தம்பி கல்யாணம் பண்ணுறதும் தம்பி லவ் பண்ணுற பொண்ணு அண்ணன் கல்யாணம் பண்ணுறதும் அப்படியே ஒரு கண்டாவியாக தான் இருக்கும் சரி ஏதாச்சும் புதுசாக எடுத்து வச்சுருக்காங்களான்னு பார்த்தா புதுசாக வந்த படத்துலேருந்து ஒரு சீன் எடுத்து வச்சுருப்பாங்க சரி அது நான் ரசிக்க முடியுமா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் அப்படியே இருக்காது கண்டாவியாக தான் இருக்கும் ஓகே கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நூறு எபிசோடு உட்காந்து பார்த்தா ஏன்டா இந்த சீரியலை பார்த்தோன்னே நம்ம ஆடியன்ஸ்லாம் கிருகனாகி விட்டுரும் சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா சொல்லியாச்சு சார் வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்குது நான் உங்கள் டிஜே டுடே நம்ம வந்து இன்றைக்கி என்ன வந்து பார்க்க போறோம்னா தமிழ் சீரியல் ட்ரோலை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சீரியலை வந்து ட்ரோல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஸோ இந்த தமிழ் சீரியல் என்னமா ஆச்சு இப்போ நம்ம வந்து எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்கப்பா நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா ரோஜா சீரியல்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலாக வந்து இந்த ரோஜா சீரியலில் வந்து அர்ஜுன் சார் இருக்கார்ல அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சீரியலில் மகேஷ் பாபு தெரியாதா உங்களுக்கு நம்பலையா நீங்க சீரியஸா தமிழ் சீரியலின் ஒரு மகேஷ் பாபு இங்க பாருங்க கோபம் கண்டு பிடிக்கிற ரோஜா கண்டு பிடிச்சி அவன் சங்க அப்படியே அறுக்கிற பொறுமை அன்பு உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காதல் ஒரு உமா கேக்குறேன் ஒரு உமா தர மாட்டேன் அண்ணா நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன் என்ன கெஞ்ச வைக்காத சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா பயம் சாரி சாரி அர்ஜுன் சாரி வந்து பயம் ஏற்காது அதை மட்டும் கொஞ்சம் எக்னோர் பண்ணிட்டு மற்ற இது எல்லாமே மற்ற நவரசங்கள்லாம் வந்து நம்ம அர்ஜுன் சார் வந்து காட்டுவார் காட்டுவார் இப்போ ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு அவரை பார்த்தா எப்படி இங்க என்ன பார்த்து பண்ணு என்னப்பா உனக்கு தான்ப்பா உனக்கு ஒரு வேலையே இல்லையா காப்பி பேஸ்ட் ஆக்சுவலாக வந்து காப்பி பேஸ்ட் வந்து நம்ம விக்ரம் படத்தில் நம்ம சூர்யா சார் வந்து ரோலாக்ஸு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம அர்ஜுன் தாஸ் கிட்ட போயிட்டு நம்ம சூர்யா சார் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் சார் கால் மீ சார் ஆனால் இது நம்ம விஜய் டிவியில் ஒரு சீரியல்ல எப்படி பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு போய் பாருங்க சொல்லுப்பா எனக்கு எல்லாம் வணக்கம் சொல்ல மாட்டீங்களா என்னப்பா தினம் பாத்துக்கிறோம் தானப்பா ஒரு தடவை சொன்னா புரியாது சார் கார்த்திக் சார் சொல்லு என்ன ஜோக் என்ன ரங்கா ஜோக் ஒரு தடவை சொன்னா புரியாது சார் கார்த்திக் சார் சொல்லு ஸோ உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி நாலு மாமன் இருந்தா போது நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன் குத்திட்டு இருந்தாலும் கிரிஞ்சுக்கு ஒரு எல்லை இருக்கலாம் கிரிஞ்சே தூக்கு போடுற அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்னடா வாழ்க்கை மனுஷ வாழ்க்கை என் எச்சு துப்புறத விட கேவலமா இருக்கடா சீரியலெல்லாம் காப்பாத்துறதுக்கு நம்ம ஒரு யூனிவர்ஸை கூட்டிட்டு வரணும் Loki universe and Atlee universe எல்லாரோட யூனிவர்ஸும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சீரியலை காப்பாற்றுறதுக்கு ஒரு யூனிவர்ஸ் இருக்குது நம்ம கோபி அண்ணா யூனிவர்ஸ் தான் அவரால் மட்டும்தான் இந்த சீரியலோட ஆதிக்கத்தை வந்து நம்ம கோபி அண்ணா மட்டும்தான் வந்து காப்பாற்ற முடியும் வேணாம்டா வேணாம்டா வேணாம்டா வேணாம்டா வேணாம்டா இருங்க ஓகே மகளே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்கலனாலும் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலாம் வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்ல நல்ல கண்டென்ட்டாக போட ட்ரை பண்ணுறோம் பட் இல்லைனாலும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் bye bye from DJ Magathi பாய் முட்டி வலிக்கிறா கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா எங்கெங்க கேக்குறான் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லுண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல